வணக்கம் இன்றைக்கி நாங்கள் சில்வரில் ட்ரேட் பண்ணோம் சில்வரில் ட்ரேட் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இப்போதைக்கு த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க அது மூலிமா தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்டேட்டடாக நோட்டிஃபிகேஷனில் வரும் அது பார்க்குற மூலிமா மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் நிறையா ஃப்ரீ வீடியோஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட் நாலேஜ் வந்து நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லித்தரோம் அதனுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ்னுடைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இது போக வாட்ஸ்அப்பில் நாங்கள் லெவல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த லெவல்ஸ்னுடைய டீட்டெயில்ஸ் எதுவும் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் லெவல்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது எப்படி நீங்கள் வாங்கிக்கிறன்ற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லாட்டி காண்டாக்ட் பண்ணிங்கன்னா இதுக்குரிய டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் சில்வர் சில்வர்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஹெவியாக வால்டைலான ஒரு ஷேர் ஸோ சம்டைம்ஸ் அது மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா ஹெவியாக பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் வந்து மூவ் பண்ணும் சில்வர்னுடைய ரேலி பார்த்தீங்க அப்படின்னா அது நல்ல ஒரு பீக்கில் இருக்கையில் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்லேயே தௌசண்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு டென் மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து குயிக்காக போயிட்டு ரீச் பண்ணக்கூடிய ஒரு ஷேர்னால் அது சில்வர் தான் so heavy volatile heavy moment கொடுக்கக்கூடிய ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா கமாடிட்டிலே வந்து சில்வர் வந்து பயங்கரமாக வந்து வால்டைலாகவும் இருக்கும் ஸோ அதனால தான் சில்வரில் பார்த்தீங்கன்னா மினி மைக்ரோ மெகான்னு இந்த மாதிரி ஃபண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரித்து வந்து வச்சுருக்காங்க ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இன்றைக்கி வந்து ட்ரேட் பண்ணோம் ஸோ இதில் எங்களுடைய ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து தான் வந்து பயன்படுத்தணும் அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரேடிங் வந்து இன்றைக்கி வந்து பண்ணியிருந்தோம் ஸோ எங்கள் ஸ்ட்ராட்டஜி நாங்கள் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணிக்குவோம் அப்படின்னா ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ் பண்ணிக்குவோம் ஸோ ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்ஸிமம் வந்து ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் வந்து ட்ரேட் பண்ணவே வந்து முடியும் ஸோ ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு சில்வர் மைக்ரோவில் ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்ட் வந்து வந்துட்டு இருந்துச்சு அந்த செல்லிங் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு பீக்கில் வந்துட்டு மார்க்கெட்னுடைய மூவ்மெண்ட் சேஞ்ச் ஆகிட்டு அதாவது பையிங் ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு ஸோ நாங்கள் அந்த மொமெண்டமாக பயன்படுத்திக்கிட்டோம் பயன்படுத்திட்டு சில்வர் மைக்ரோவில் பையிங் எடுத்தோம் பையிங் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக வந்து கிடச்சிச்சு குயிக்காகவும் வந்து கிடச்சிச்சு பட் ஒன்ஸ் அந்த த்ரீ தௌசண்ட் மேலே ப்ராஃபிட் வந்ததுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ஸ்லோவாயிருச்சு அதாவது அந்த ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஆக்சுவலி ட்ரேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் தான் வந்து எங்களுடைய ட்ரேடிங் வந்து பண்ணியிருந்தோம் ஸோ ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் மைக்ரோ ஆகஸ்ட் கான்ட்ராக்ட் எடுத்ததில் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் கொடுத்துச்சு அது கொடுத்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு மேலே ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் போச்சு அதுக்கடுத்து forty nine thousand six hundred range தான் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸாகவும் வந்து மார்க்கெட் ரைஸ் ஆகையில் அந்த ஹை வந்துட்டு தான் டக்குன்னு டேர்ன் ஓவர் ஆச்சு ஸோ அதே ரேஞ்சிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பொஷன் எடுத்ததுக்கப்புறமும் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்ட்ரெக் அவுட் ஆயிடுச்சு ஸோ இது நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா forty nine thousand six hundred ரேஞ்சை டச் பண்ணிட்டு டச் பண்ணிட்டு மூணாவது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து டச் பண்ணிட்டு நின்றுட்டுருக்கு ஸோ நாங்கள் அப்சர்வ் பண்ணதில் மார்க்கெட் இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல மார்க்கெட்டுக்கு இந்த ரேஞ்சில் ஒரு சின்ன ரெஸ்டன்ஸ் மாதிரி இருக்குது அப்படின்றத நாங்கள் அப்சர்வ் பண்ணோம் ஸோ மார்க்கெட் எப்பயுமே வந்துட்டு சம்டைம்ஸ் வந்து நமக்கு வந்து புரியாது நம்ம ஒரு பொஷன் எடுத்திருப்போம் பொஷன் ஆக்ஷன் எடுத்து மார்க்கெட் நல்லா மூவ்மெண்ட் கொடுத்துருக்கும் பட் ஆனால் நம்ம டார்கெட்னு ஒன்று செட் பண்ணுவோம் அந்த ரேஞ்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நைன்ட்டி பர்சன்ட்லேயே சில சமயம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கும் நம்ம எய்ம் பண்ணதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து எய்ம் பண்ணதுக்கு பக்கத்தில் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா சில்வர் மைக்ரோ ஆகஸ்டாவில் வந்து ரேலி வந்து கொடுக்க முடியும் ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நாங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் ரேலி வரும் ஸோ நம்ம அந்த நேரத்தில் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப நேரமாக நாங்கள் பொர்ஷன் எடுத்து டூ டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுது ஸோ அந்த டூ ஹவர்ஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்சே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஸ்ட்ரெக் ஆகி நின்றுட்டே இருக்குது ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ரொம்ப ஒரே ரேஞ்சில் ஸ்ட்ரெக் ஆகி நின்றுட்டே இருக்குது அப்படின்னா அதால் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸாகவும் வந்து நிறையா டைம் இந்த மாதிரி ten thousand forty nine thousand six ஹண்ட்ரடில் பிரேக் அவுட் ஹெவியாக டச் பண்ணிட்டு திரும்பினதுனால இந்த இடத்துல மேபி ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் இருக்கலாம் அதனால தான் வந்து மார்க்கெட் ரொம்ப திணறுது அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ அதனால் ரொம்ப நேரம் பொஷன் எடுத்தாச்சு வெயிட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே மார்க்கெட்டில் பொஷன் கவர் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது சில சமயம் மார்க்கெட் வந்து இந்த மாதிரி ரொம்ப சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் யூ டர்ன் ஆகிறதுக்கு ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது அதை வந்து நம்ம ஒரு ப்ரிகாஷன் மூவாக அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பொஷனை வந்து சில சமயம் வந்து கொஞ்சம் ப்ராஃபிட்லேயே வந்து கட் பண்ணிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து வரும் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சில்வர் மைக்ரோவில் டுவெண்ட்டி லாட்ஸ் வந்து பை பண்ணியிருந்தோம் ஆகஸ்ட் கான்ட்ராக்டில் ஸோ அந்த டுவெண்ட்டி லாட்ஸை இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே ப்ராஃபிட்ஸ் வந்து வருது ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய பொஷனை வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம் so